சரிங்க பாரு சரி தமிழ்நாடு தான் வெஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாம் பார்க்கணும் டாப் ஃபைவ் லேக்ஸ் ரிகார்ட்ஸ் இந்தியா வாங்க வீடியோ ஃபிஃப்த் பிளேஸ் கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ எம் ஃபைவ் இது ரேட் கேட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ்ங்க இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா one sixty three miles per hour and இது வந்து பெட்ரோல் ப்ரெஷர் கால் பார்த்தீங்கன்னா ஆடி இது ரேட் பார்த்தீங்கன்னா one point fifty six crores இதோட ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா one fifty five miles per hour and இது வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினுங்க அண்ட் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மெஸ்டர் பென்ஸ் எஸ் கிளாஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் படி ஒன்ல இருந்து டூ க்ரோஸ் இருக்குது ரேட் அண்ட் ஸ்பீடு பாத்தீங்கன்னா one ninety five miles per hour அந்த இது வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் நீங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கலாம் அண்ட் செகண்ட் கொஸ்டின்ல கார் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ரைஸ் போஸ் இது ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்ல இருந்து ஃபைவ் க்ரோஸ் வரை இந்தியா சேல்ஸ் ஆகுது இதோட ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா two fifty miles per hour and இது வந்து டீசல் என்ஜின் கார் பார்த்தா ஒன் அண்ட் மைல் ஃபேரா இருக்காது ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ்ல இருந்து செவன் க்ரோஸ் இந்தியாவில் போகுது இதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா three forty miles per hour அந்த வந்து இது டீசல் என்ஜின் இதோட இந்த என்ஜினோட பவர் பாத்தீங்கன்னா நாலாயிரம் ஹார்ஸ் பவரோட சமங்க என்ஜின் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ